தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்பீட் ட்ராயிங் தான் மொதல் முறை ஸ்பீட் ட்ராயிங் போடுறேன் ஸ்பீட் ட்ராயிங் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணுறனால இந்த வீடியோ ஒரு நல்ல வீடியோ இல்லைன்னு நினச்சி யூடியூப் ஆல்கிறதுமே இந்த வீடியோவை ஒழுங்காக வேறு யார்ட்டையும் போய் காமிக்காது நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தான் இந்த வீடியோ பல பேருக்கு இம்ப்ரெக்ஷன் போகும் ப்ளீஸ் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் இந்த எனக்கு இந்த உதவி மட்டும் செய்யுங்க வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம்